நற்றிணையின் வெற்றிப்படிகள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கோபிகாஸ்ரீ நான் மூன்றாம் வகுப்பு மாணவி தமிழே இந்த உயிர் மூச்சு எனும் தலைப்பில் பேச வந்துள்ளேன் தமிழ் இயல் இசை நாடகம் என மூன்று பிரிவுகளை கொண்டது தமிழ் என்ற சொல்லுக்கு இனிமை என்ற பொருளும் மொழி தாய்மொழி பாரதி தன் தாய்மொழியாகிய தமிழை போ தெய்வமாக மதித்து போற்றினார் தமிழ் வாழ்ந்தால் தமிழர்கள் வாழ்வார்கள் தமிழ் வளர்ந்தால் தமிழர்கள் வளர்வார்கள் என்பது பாரதியின் அழுத்த திருத்தமான நம்பிக்கை நமது மாநிலம் தமிழ்நாட்டுக்கே நாம் தமிழே என்ற பெயரை தான் வைத்துள்ளோம் உலகில் பல்வேறு பகுதிகளில் வாழ்கின்ற மக்கள் போற்றுகின்றனர் இலக்கிய வளமும் இலக்கண செம்மையும் பெற்ற தமிழை மதித்து போற்றுவோமாக எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழிய என்று பாரதியார் சொல்லுவதைப் போல நாமளும் தமிழை மதித்து போற்றுவோம் இந்த வார்த்தை தமிழ் இருக்கின்றார்கள் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் தமிழின் வாழ்வே தமிழனின் வாழ்வு அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்